ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பழாப்பழம் பஜ்ஜி பண்ணலாம் ஜாக் ஃப்ரூட் பஜ்ஜி பண்ணலாம் இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு ஆறு ஜாக் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பழாப்பழம் ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா இது மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது சில பழாப்பழத்தில் வந்து ரொம்ப ஸ்வீட் இருக்காது இதில் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது இப்போ இது வந்து ஒரு ஆறு பழம் இதுக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் வந்து மைதா எடுத்திருக்கேன் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் கால் கப் அரிசி மாவு நீங்கள் இதுக்கு வந்து நான் சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பழப்பழம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கப்பில் இதே ஒரு ப்ரொபோர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் சர்க்கரை ஒயிட் சுகர் போடல இப்போ நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு இதில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப போடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு பேக்கிங் சோடா வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஒரு துளி பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம் லம்ஸ் இல்லாத கலந்துக்கலாம் இப்போ நல்லா வந்து லம்ஸ் இல்லாத நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிள் தான் இது இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மாவில் துவச்சி இதை போட்டுக்கலாம் சிம்பிள் தான் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி விழுந்ததெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க இல்லைன்னா வந்து கருகிடும் இப்போ நல்லா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இதுக்கு தேவையில்லை ஏன்னா பழத்துலேயே வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்குது இது வந்து நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம் கோதுமை மாவில் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கோதுமை மாவில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு அரை கப் அரிசி மாவு போட்டுக்கலாம் இது வந்து மைதாவில் பண்ணுறதுனால கால் கப்பு தான் போட்டிருக்கேன் அரிசி மாவு இதே போல் நம்ம எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம் பழாப்பழ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள பழாப்பழம் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக நல்ல மேலே மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் பாருங்கள் Thanks for watching.